அனைவருக்கும் வணக்கம் நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போதைக்கு நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்தனால இப்போ நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு by at four hundred and forty one point forty அப்படின்ட்டு நமக்கு வந்திருக்கு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க ரெண்டு green colour lines target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் வீடியோ பார்க்குற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் பார்க்கையில் அதில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி தான் first target four forty three sixty தான் செகண்ட் டாரட் ஸோ இந்த டார்கெட்ஸ் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது இல்லைன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைகால் ஜென்ரேட் ஆனது நைன் தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகவே இல்லை after nine thirty market step by ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக பையிங் மொமெண்டம்லேயே இருந்துச்சு டென் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே வந்து ரைஸ் ஆச்சு இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் உங்களுடைய வேலை ஜஸ்ட் அந்த சார்ட்டில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட்டோட கேண்டில் கலரை வச்சே உங்களால் மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ என்னன்றதை கூட கண்டுபிடிச்சிட முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.